சென்னையில் நடைபெற்ற ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் மவுண்ட் ரோட் பகுதியில் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மியூசிக் ஜோன் முக ஓவியம் வரைதல் செல்ல பிராணிகளின் விற்பனை மற்றும் தடுப்பூசி முகாம் சைக்கிளிங் கிரிக்கெட் கூடைப்பந்து உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன இந்த நிகழ்ச்சி கார்கள் சாலைகளை ஆக்கிரமிப்பது பாதசாரிகள் மற்றும் சைக்கிள் ஓட்டுபவர்களுக்கான இடம் சுருங்குவது காற்று மாசுபாடு ஆகிய பொதுவான பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்தி நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது இந்த ஈவெண்ட் நடக்கிறது உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸேஷன் இந்த லாஸ்ட் ஒன் டிஜே ஒன் அதுக்கப்புறம் பெயிண்டிங்ஸ் அந்த மாதிரி ஐ திங்க் சைக்கிளிங் சைக்கிளிங் வந்து பெஸ்ட்டு ஒரு ஃபுல்லாக ரவுண்ட் கூட யோசிச்சுக்கலாம் எது எது இருக்குது ஈவெண்ட்டை தான் பார்க்கலாம் ஸோ இட்ஸ் நைஸ் உங்களுக்கு இங்கே பிடிச்ச ஈவெண்ட் என்னது அதான் டான்ஸு பாட்டு டிஜேலாம் போடுவாங்க அங்கே போய் டான்ஸ் ஆடலாம் எல்லோரும் எல்லாரும் வந்து மீட் பண்ணலாம் ஸ்டேஞ்சர்ஸாக இருந்தவங்க மீட் பண்ணலாம் ஸோ எனக்கு இங்கே பேசிக்காக எனக்கு ஃபுட்பால் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து ஸோ நாங்கள் ஃபுட்பால் ஆடினா அது எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் இவன் பத்தி எப்படி தெரியும் ஆக்சுவலி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே வரேன் இதுக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர் தான் பார்த்துருக்கேன் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இருந்தால் கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் எல்லாம் அதிகமாக இருக்கும் ப்ளஸ் செமஸ்டர் வேறு இப்போ வருது ஸோ உங்களுக்கு சான்ஸ் கிடச்சா ஒரு வீக்கெண்டை போய் இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணால் செம்ம ஃபன்னாக இருக்கும் அண்ட் லைக் இங்கே சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க எல்லோரும் வராங்க கண்டிப்பாக ஒரு ரொம்ப ஃபன்னாக இருக்கும் பொதிகை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரவியுடன் செய்தியாளர் அபூர்வா அச்சயா